வணக்கம் நண்பர்களே நான் யோகினி யூஜஸ் இன்று உங்களுக்காக கால் தொடை பகுதிகளில் உள்ள மசல்கள் தன்னிச்சையாக இயங்கக்கூடிய இந்த தசைகள் எவ்வாறு மிருதுவாக்கி கொள்ளலாம் என்னும் காணொளியை தான் இங்கே நீங்கள் காண்கிறீர்கள் இதில் முக்கியமாக ஆரோக்கியமான உடற்பயிற்சி நமக்கு ஆரோக்கியமான தசைகளை கொடுக்கும் இவ்வாறாக நாம் செய்வதனால் நமது உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள இயலும் இந்த பயிற்சியை காண் காணும் நீங்களும் இவ்வாறு செய்து உங்கள் உடல் பகுதி முக்கியமாக கால் பகுதி தொடைப்பகுதி இவற்றில் உள்ள தசைகளை மிருதுவாக்கி ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்களும் நல்லாசிகளும் மீண்டும் புதியதொரு தொடரில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நான் யோகினி ஓஜஸ் உங்களுக்கு இந்த காணொளி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் நாம் பதிவிறக்கம் செய்யும் காணொளிகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இவ்வாறான பயிற்சிகளை அவ்வப்போது செய்வதனால் உங்கள் வாழ்வும் உங்கள் உடலும் ஆரோக்கியமும் ஆனந்தமும் நிறைந்ததாக இருக்கும் வாழ்த்துக்களும் நல்லாசிகளும்